நோ சார் நான் ரொம்ப டீசெண்டான ஃபேமிலியில பிறந்தேன் சார் என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பு தப்பா சொல்லிருக்காங்க சார் ஐயோ Bloody bugger. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு மாச கடைசிப்பா பையில பத்து பைசா கிடையாது என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் பயங்கரமா இருக்கு ராஸ்கஸ் யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டி இருக்க பத்து பிசா கிட்ட போடா நம்ம புட்ட நம்ம கிட்டே போடுறேன் ஆரம்பிச்சிட வேண்டியதான் டேஞ்சரஸ் பிள்ளை இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணுவான் கட்ல விழுந்துருவான்னு பார்த்தா மோஸ்கெட் பண்றான் செத்த பண்ணலாம் மூஞ்சி மோரையும் மூஞ்சி மோரையும் பண்ணி பண்ணலாம் என் ஃபாதர் வாசிக்க என் மம்மி ஆட நானும் எங்க அண்ணன் உட்காந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும் இந்த மாதிரி கலர் சட்டை எல்லாம் போடுறதுக்கு உனக்கு தகுதி வேணும்டா கருவாப்பையில அம்மா Give respect, take respect. Okay. தேவை உள்ளான்னு தேவையில்லாதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான் போய் புடுங்கு போ oh, என்ன என்ன ஃபீலிங்கு 만지 만지 아랑고 ஆர்ச்சர் பண்ற ராஸ்கல் நாங்கள பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன் கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா டெரரா அப்ப நாங்கடாப்பா யாரு ஐ ஐயோ <gasps> nonsense goes to our mouth. போச்சா ஏய் ஏய் ஏய் மிஸ்டர் தம்பி போங்க தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது ஓடுனது கிடையாது நீ என்னமோ ரெண்டு அடி அடிச்சு பெருசா பீத்துற வெளியே போங்கடா ஐயோ ராஸ்கல்களா